அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி டுவெண்ட்டி டூ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் கிட்ட ஆக போகுது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங்கில் நல்ல ஒரு கேப் டவுன் அந்த கேப் டவுனில் தேர்ட்டி செவன் தௌசண்ட் ரேஞ்ச் கிட்ட வந்துச்சு அங்கேருந்து மார்க்கெட் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணி மேலே வந்ததில் இப்போ லெவன் ஓ கிளாக் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட் எங்கே எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு கம்ப்ளீட்டாக கால்ஸ் வரும் கேண்டனுடைய கலரும் வரைக்கும் உங்களுக்கு கால் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் செட் பண்ணிக்கோம் பை ட்ரெண்ட் பை காலுங்கில் க்ரீன் கலர் செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர்னு இப்போ நமக்கு பை கால் வந்திருக்கு buy at thirty seven two twenty nine point eighty நமக்கு இப்போ ட்ரேடிங்கும் அந்த பாயிண்ட் வந்து அந்த ரேஞ்சில் தான் போகுது ஸோ ஃபியூச்சர் ட்ரேடராக இருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல பை பண்ணிக்கலாம் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் கால் ஆப்ஷனை எடுத்துக்கலாம் டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணல நீங்கள் க்ளோஸும் வந்து பண்ணிடலாம் ஸோ இதில் மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல அதான் first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன் இதில் நமக்கு ஃபஸ்ட் டாரட் என்ன வந்திருக்குன்னா thirty seven thousand three hundred and twenty two point ninety அப்படின்னு இருக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி த்ரீ பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது இந்த நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் அச்சீவ் பண்ணுதான் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த thirty seven thousand three hundred range கிட்டக்க புகையிலெல்லாம் ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்குது ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ அகைன் வந்து மார்க்கெட் ரெக்கவரி பண்ணி மேலே வருது ஸோ இப்போயாச்சும் thirty seven three hundred break out பண்ணுதான்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக thirty seven three naught nine வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு ஸோ பைக்கால் ஜென்ரேட் ஆனதுலேருந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் ஆக போகுது இந்த டென் மினிட்ஸில் இப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக market thirty seven three hundred break out பண்ணியிருக்கு பட் இது அப்படியே கண்டினியூ ஆகி நமக்கு த்ரீ டுவெண்ட்டி டூ தான் first target three twenty two reach ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அந்த ரேஞ்சில் வந்து ஸ்ட்ராங்கான செல்லிங் இருந்துச்சு அதனால அகெயின் ரிட்டர்ன் ஆச்சு மறுபடியும் பையிங் ரேஞ்ச் வந்துச்சு லெவன் ஃபிஃப்டீனுக்கு அதுக்கப்புறம் இப்போ அகெயின் வந்து ரெக்கவரி கொடுத்து மேலே வந்திருக்கு தேர்ட்டி செவன் த்ரீ ஹண்ட்ரடில் நிற்கிது ஸோ இப்போ மறுபடியும் thirty seven three hundred range break out பண்ணியிருக்கு already two times break out பண்ண ட்ரை பண்ணிவிட்டு மார்க்கெட்டால் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல இப்போ தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா thirty seven three hundred break out பண்ணி மார்க்கெட் ரைஸ் ஆனதில் ஃபஸ்ட் டாரட் நமக்கு ஸ்ட்ராங்காக ரீச் ஆகி ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூமெண்ட் கொடுத்துருக்கு அதாவது இப்போ தேர்ட்டி செவன் டூ டுவெண்ட்டி நைனில் நமக்கு பை கால் வந்துச்சு இப்போ பாருங்கள் த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்ச் கிட்டக்க போய்கிட்டு இருக்கு இப்போ நம்ம ப்ரீவியஸ் கால்ஸும் பார்க்கலாம் இது வந்து ஃபிப்ரவரி டுவெண்ட்டி டூவில் எனக்கு ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட் கால் பை கால் இப்போ ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் ஏன்னா நமக்கு இதில் கால்ஸ் மாற்றி மாற்றி தான் வரும் அதாவது ட்ரெண்ட் மாறினா கால் கிடைக்கும் செல் கால் அடுத்து வந்தால் பை கால் அடுக்கடுத்து வந்தால் செல் கால்னு மாற்றி மாற்றி வரும் செல் கால் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டிக்கு வந்திருக்கு ஸோ இது நமக்கு வந்து நேற்று ஆக்சுவலி ப்ரீவியஸ் டே வீடியோ நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா பைக்கால் கால் ஷோ பண்ணியிருந்தோம் அதுக்கு அடுத்து வந்த கால்னு பார்த்தா இந்த செல் கால் தான் தேர்ட்டி செவன் எயிட் செவன்ட்டி த்ரீல வந்தது ஒரு டூ ஓ கிளாக் போல் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸ் ட்ரேடிங் மாதிரி போயிருக்கு ஒரு ஒன் தேர்ட்டி கிட்ட வந்தது டூ ஓ கிளாக் கிட்டக்கு பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால் இந்த பைக்கால் கால் ஆக்சுவலி நம்ம லைவ் வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து ஷோ பண்ணோம் எப்படி பைக்கால் கால் ஜென்ரேட் ஆச்சு எப்படி டார்கெட்டை அச்சீவ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நேற்று வந்து ஃபஸ்ட்டு கால் வந்து இந்த பை கால் தான் so thirty seven four fifty ஃபைவ்ல வந்தது ஃபைவ் ஃபிஃப்டியை பிரேக் அவுட் பண்ணுச்சு இது நம்ம நேற்று லைவ் வீடியோவில் போனீங்கன்னா கூட உங்களால் இன்றைக்கி கூட பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்ட் மாறுற ஒவ்வொரு தடவையும் நமக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் நம்மளுடைய வேலை இந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் வேலையாக இருக்கும் இப்போ நாம் thirty seven thousand call option பார்க்குறோம் நாலு கழிச்சு எக்ஸ்பீரிய ஆக போகுது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்டி செவனில் பை கால் வந்திருக்கு நம்ம இப்போ ஜூம் பண்ணி பார்க்கலாம் ஃபைவ் சிக்ஸ்டி செவனில் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு ஸோ இந்த மணி பார்க்குறோம் அவுட் ஆஃப் த மணியும் பார்க்கலாம் ஸோ அவுட் ஆஃப் த மணின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தேர்ட்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட எடுக்கலாம் ஏன்னா நமக்கு தேர்ட்டி செவன் டூ ஹண்ட்ரட்ல தான் கால் வந்துச்சு so thirty seven five hundred பார்த்தீங்கன்னா டூ நைன்டி நைனில் பை கால் வந்திருக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இந்த மணி ஆப்ஷன் கேல இதோட டபுள் டைம்ஸ் த ப்ராஃபிட் வருது அதே அவுட் ஆஃப் த மணினா அதில் சிங்கிள் டைம் நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு out of the money option apply பண்ணிங்கனாலும் டேரெக்டாக கால்ஸ் இந்த மாதிரி வரும் இந்த கால்ஸ் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபியூச்சர் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணனாலும் பண்ணலாம் இல்லை டேரக்ட் ஆப்ஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் எங்கே எடுக்கலாம் இப்போ ட்ரெண்ட் என்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடும் ஸோ இதை பார்த்து நீங்கள் ஓன் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைல் இறங்கினால நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு செல் கால் வந்துருச்சு அப்படின்றதுனால கேண்டில் இப்போ நமக்கு பாருங்கள் கலர் வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆயிருக்கு ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு sell at thirty seven thousand hundred and ninety five point seventy அப்படின்னு வந்திருக்கு ஸோ கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல இப்போ செல் காலன்றனால டார்கெட் லைன்ஸ் கீழே வந்திருக்கு ஸ்டாப்லாஸ் லைன் மேலே வந்துருச்சு ஸோ இதில் நமக்கு first target thirty seven thousand one naught two வந்திருக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைன்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் மேலே இருக்குது ஸோ இந்த நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் அச்சீவ் பண்ணுதா அப்படின்றத இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு செல் கால் வந்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக first target thirty eight one naught two அப்படின்றது வந்ததுனால ஸோ தேர்ட்டி எயிட் ஹண்ட்ரடில் ஒரு சப்போர்ட் இருந்துச்சு அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு நமக்கு இந்த டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ஏன்னா நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு டுவெல் பிஎம் கிட்ட வந்தது இப்போ டைம் பாருங்கள் ஒரு டுவெல் ஃபிஃப்டி ஃபைவ் ஆக போகுது இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணுது இந்த தேர்ட்டி செவன் ஹண்ட்ரட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ரேஞ்சாக வந்து நமக்கு வந்து போய்கிட்டே இருந்துச்சு அது ஃபைனலாக பிரேக் அவுட் பண்ணி இப்போ தேர்ட்டி செவன் நைன்ட்டி ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போகுது ஸோ நமக்கு இதில் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து கிடச்சிருக்கு நமக்கு ஆனால் first target ninety three point தான் ஸோ செல் கால் ஜென்ரேட் ஆனது பாருங்கள் அரௌண்ட் ஒரு டுவெல் பிஎம் ஆறுக்கு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் பேக்கில் ஜென்ரேட் ஆச்சு அப்போலேருந்து ஃபுல்லாக அந்த செல்லிங் ரேஞ்சிலே போனது ஒன் டைம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணுச்சு அடுத்து இப்போ second time twelve forty five try பண்ணுச்சு இப்போ இப்போ டுவெல் ஃபிஃப்டி ஃபைவ் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு இந்த மாதிரி தான் அந்த சார்ட்டில் ட்ரெண்ட் மாற ஓரோடையும் நமக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் அதில் என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸ் வந்துடும் அதை பார்த்து ட்ரேட் பண்ணுறது நம்மளுடைய வேலையாக இருக்கும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ